தன்னோட உடலை இயந்திரமாக்கி உழைப்ப உரமாக்கி உலகத்தை இயங்க வைக்கிற நம்பிக்கையோடு நடைபோடுறவங்க தான் நம்ம உழைப்பாளர்கள் உழைப்பாளர்களை வருஷத்துல ஒரு நாள் மட்டும் நினைச்சு போற்றப்பட வேண்டியவங்க கிடையாது வருஷம் முழுக்க நினைச்சு பாராட்டப்பட வேண்டியவங்க அனைத்து உழைப்பாளர்களுக்கும் என் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள்